श्रीरंजित कच परिष्कृत बर्बरह इंद्रस्तुत प्रणमता धिषणाकूल शुक्रेतरांबुद वपुर्वृषपर्वकारी श्रेयस दिशतु वह खगदेवयान second um, Yeah, I missed quite a bit, and I'm not caught up. So, uh, okay, okay. But இன்னைக்கு படிக்கலாம் நீங்க so I just give a little bit of the background and then will move on so Indiran வந்து he is trying to convince Kacha to go to Shukracharya and get that Sanjeevani மந்திரம் அதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அதுல வந்து uh, பழைய கதையை வந்து சொல்லிட்டு இருக்காரு Indiran he is talking about the அமிர்த மதனம் which happen before and then எப்படி அதுலேருந்து வந்து அமிர்தம் கிடைச்சது அப்படிங்கிறது ஸோ பார்ஷ்வே வாதகா பிரமிதவ் வாதகா when both of us were carrying அதாவது அந்த சைடில் அசுரர்கள் இருக்கிறச்சே நாங்கள் இந்த சைடு தேவர்கள் இந்த சைடு இருக்கும் பொழுது தெர் வாஸ் விவாதம் at every step there was a வாக்கலகா அபூத் அப்போ ஹிசிஸ் विदित ஏவ கதா அவசேஷா மாயா அசுரஸ்ய ஏகசிய தேவகோஷ்டி பிரவேஷா ஒருத்தன் வந்து தேவகோஷ்டிக்குள்ள ஒரு அசுரன் by deceit he entered into the கோஷ்டி அண்ட் தென் சக்கரதரேன சிரச்சேதனம் ஹி கட் விஷ்ணு வந்து சக்கரனா சக்கரத்தால தலையை வெட்டிட்டார் அப்படின்னு சொல்லி கச்சன் வந்து முடிச்சுடுறான் தத்திர திஷ்டங்கிறார் வெயிட் தேர் தேனைவ ஹேத்துனா பிரவிருத்த மத்சராகா ஸோ பிகாஸ் அந்த அசுரர்களுக்கு வந்து சுதா அனுபலப்திகி அமிர்தம் கிடைக்காத காரணத்தினால தேர் மத்சரக their jealousy started growing and they started attacking Swargapuri continuously பல பேர் வந்து நிஹன்யந்தேச்ச சாது சாது அண்ட் ந சாது அஸ்மதனீக்கே அப்படி அநேகே நிஹன்யந்தே நம்மளுடைய ஆர்மியிலையும் பல பேர் கொல்லப்பட்டார்கள்னு இந்திரன் சொல்றான் அதுக்கு கச்சன் கேட்கறது தத் கதம் சுதா புஜகா நிகன்யந்தே சுதா அமிர்தத்தை சாப்பிடுறவா எப்படி அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கச்சன் கேட்கிறான் no Indra has to reply to that this is where we have to start so ஒரு கொஸ்டின் ஆர்டி இந்த வே ஐ சா தட் ஸ்டோரி இந்த நம்மளாம் அந்த சிவனோட ஏதோ புராணம் பார்த்துட்டு இருந்தோம் அதுல வந்து த வே தே ஷோட் இட் வாஸ் இந்த அசுரம் பூந்துருவான் then he grabs that spot and runs away இவர் வந்து மோகினி ட்ரெஸ் வேஷம் போட்டு தானே வந்து ஏமாத்தி கொண்டு வந்துடும் இல்லையா அமிர்தத்தை சோ இது வந்து என்னன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஒரு ஒரு கல்பத்தினுடைய டிஃபரன்ஸ் இருக்கலாம் ஒரு ஒரு புராணத்தினுடைய டிஃபரன்ஸ் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச இது வந்து கோஷ்டிக்குள்ள பிரவேசம் பண்றான் மோகினி வந்து கொடுக்க போகிறச்சே அது உள்ள இறங்கிறது அப்போ இவன் வந்து தேவன் இல்ல இவன் அசுரன் அப்படின்னு சொன்ன உடனே மோ மோகினி அவதாரத்திலிருந்து அவர் வந்து சக்கரத்தை எடுத்து கட் பண்ணிடுறார் அதனால தல பாகம் ராகுவும் உடம்பு பாகம் கேத்துவாகவும் அவர் வந்து ஏமாத்தி அதை திரும்பி கொண்டு வந்துட்டார் it's another version of it ஆமா ஓகே ஓகே எல்லாமே எல்லாமே for time concern all fiction so it correct the nice story அவ்வளவுதான் சோ சுதா புஜஹ சுதா புஜஹங்கர்ச்சு அமிர்தத்தை சாப்பிடுறவாளுக்கு how can they be killed அப்படின்னு Kachan is questioning that so one one நான் because I missed it earlier just a slight digression I wanted ask you clarification see if if why does Indiran want the Sanjeevani because he already has அமிர்தம் அததான் சொல்ற ப்ராபப்ளி அமிர்தம் டசன்ட் ஹேவ் தட் எஃபெக்ட்னு இப்போ சொல்ல போறாரு அப்படி ஓகே ஓகே சரி அமிர்தம் இஸ் ஸ்டில் அத ஃபுல்லா முடிச்சுட்டா அப்புறம் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வேணா வச்சுக்கலாம் அத இது மந்திரம்னா வந்து இட்ஸ் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது கிடையாது there is an unlimited supply of that Yeah, there is mm. அமிர்தத்துக்கு வந்து whether there is a limited supply or unlimited supply we don't know Okay. அதனால Okay. Indraha. Satyame tat. Chirakala durdvam dur ஊர்த்வம் ऊर्ध्वं सेवितस्यौ अ, सेवितस्य औषध औषधस्येव अमृतस्य बलं अ, श्लथितामिति श्लथिताम् इति मन्ये ஸ்லதிதம் இதி மன்யே श्लथितम् इति मन्ये सत्यमेतत् it is true that you know सुधा भुजः न निहन्यन्ते it's quite right that your asking me the question எப்படி அமிர்தத்தை சாப்பிடுறவா how can they be killed அப்படிங்கிறது சத்தியமேதத்து சிரகாலாத் ஊர்த்வம் சேவிதஸ்ய ஔஷதஸ்ய இவ just as how a medicine which has been uh, administered for a, over a long period of time it loses its uh, uh, என்ன சொல்றது விரிலிட்டி என்ன சொல்றது அதோட எஃபெக்ட் பொட்டென்சி ஆமா சோ அது வந்து போயிடுறது இல்லையா ஆர் அது வந்து யூஸ் ஆயிடுறது உடம்புக்கு வந்து அந்த மெடிசன் யூஸ் ஆயிடுறது it no longer has an effect on the body அதுபோல அமிர்தசிய பலம் த பொட்டன்சி ஆஃப் அமிர்தம் ஸ்லதிதம் இது மன்யே ஸ்லதிதம்னா it is reduced I mean, he thinks. That's what Amma, I think he says. He thinks. Uh, he has to give some reason for Kacha to go mm, there to mm. Shukracharya's uh, ashramam. அதுக்காக இப்படி சொல்றான் சோ சிரக் ஊர்துவம் ஊர்துவம்னாக்க ஊர்துவம்னா அபவ்னு அர்த்தம் ஆஃப்டர்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சில சிற காலாத்து ஊர்துவம் வெகு காலத்திற்கு பிறகு வெகு காலத்திற்கு மேல் சேவிதசிய அருந்தப்பட்ட ஔஷதசிய இவ ஓஷதியை போல் அமிர்தத்தினுடைய பலமானது ஸ்லதிதம் இது மன்யே குறைந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் यदि तर्हि पुनः अ, क्षीरार्णवो उच्यते अश्वैः सह सन्धिः ம். எதி தர்ஹி எதி ம். எதிங்கிறது you join it with the earlier sentence so எதி so. அமிர்தஸ்ய பலம் ஸ்லதிதம் தர்ஹி okay I- if you feel that if that is uh, so uh, mm. if that is so then புனः மறுபடியும் க்ஷீரார்ணவः பார்க்கடலானது மாதயிஷ்யதே ca- ca- uh, karakka so it has to be okay churned churned it has to be churned asurai saha sandhihi and a negotiation oh. has to be done with the asuras avadana yeah, simple okay. dhanendra right indra hai nahi nahi nahi siddhartah te khalu te siddhartah they are successful so why would they want to negotiate with us அது எப்படின்னு கேக்குறா ஏற்கனவே அவள்கிட்ட சஞ்சீவனி மந்திரம் இருக்கு அதனால அவளுக்கு வந்து நம்மளோட சந்தி பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்கு வரப்போறாரு சோ ஓகே ம் சோ கச்சக கதமிவ இந்திரஹ ஏகதர்ஷனேன தேஷாம் ஆச்சாரியேன மந்திரபலேன காச்சித் சக்தி சம்பாதிதா யுத்தே இருக்கட்டும் ஒன்னொன்னா ஒரு ஒரு சென்டென்ஸா பார்க்கலாம் சோ ஏகதர்ஷனேன தேஷாம் ஆச்சாரியேன தேஷாம் அசுரானாம் ஆச்சாரியேன ஏகதர்ஷனேன ஏகாட்சி அவருக்கு ஒரே கண்ணு சோ ஒரு கண் பார்வை ஒரு ஒரு கண் பார்வையுடன் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆச்சாரியரால் மந்திரபலேன மந்திரத்தினுடைய பலத்தினால் காச்சித்து சக்தி சம்பாதிதா ஒரு சக்தியானது சம்பாதிக்கப்பட்டிருக்கு யுத்தே निहतान् असुरान् स तद्बलेन पुनर् पुनर् उपजीव्य जीव्य प्रेषयति Mm. So in the in the in the in the in the battle, uh, those uh, Nihatan after after after the dead asuras. Ah, correct. The killed asuras, the, the asuras, asuras who were killed, uh, have uh, re have reincarnated or they got life again with that mm. strength, with that with that power. Yes. Preshayati means they've arisen. They have. Ah, illa. Preshayati, he sends them again. Oh, so he, okay. Saha Shukracharyaha, mm -hmm. Tadbalena, with the strength of that mantram, Nihatan mm -hmm. Asurana Punaha Ujjivya, he rejuvenates the killed Asuras killed and asuras Preshayati that... and sends them again in the battle. Okay. Hmm. Te Samaretu Amaranam, Amranam Asun, um, அசூன் அசூன ராந்தி அசூன ராந்தி சோ தே தே உபஜீவித புனருஜ்ஜீவித அசுராக so those uh, asuras who have been revived ava te samare tu avargal enna பண்றானா in the battlefield samarana battle பேட்டில்ல அமராணாம் அசூனு அசூன பிராணன் அர்த்தம் ராந்தி எடுக்கிறா ராத்தினா கிவிங்னு ஒரு அர்த்தம் கிரகணம்னு அர்த்தம் இருக்கு it has both opposite meanings so கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ராத்தின்னா தாத்து ரா ரா ராங்கிறது தாத்து ராத்தி ராதகா ராந்தி ஜென்ரலி அதுக்கு வந்து ரா தானேன்னு தான் அர்த்தம் ஆனா ஏதோ ஒரு கோஷத்துல மாத்திரம் கிரகணேங்கிற அர்த்தம் இருக்கு அதை வச்சுட்டு தான் இவர் எடுத்துட்டு இருக்காரு ஸோ அமராணாம் அசூனு ராந்தி கிருண்ணந்தி so they take away the lives of the devas So this is the aspect that I think I missed because it's one thing to have the asuras are have revived. Another thing to say the devas are also dying off. அது அப்புறம் வரும்போது இருக்கு Uh, இல்ல இல்ல அது ஒண்ணுமே இல்ல அவனை பொறுத்த வரையில் he is not reviving the dead devas with the சுதா அது வந்து ஒர்க்கே ஆமாட்டேங்கிறது போல இருக்கு அந்த ஸ்பீடுல அப்படிங்கிறா இவெல்லாம் அந்த சஞ்சீவனி மந்திரத்தினால they are quickly being revived and they come back to fight சரி கஷஹ கஷ்டம் போ ததத்ய கிம் கிரியதாம் இட்ஸ் சச் எ டிஃபிகல்ட்டி என்ன ரொம்ப கஷ்டம் இது என்ன what should be done today Indra गुरुकुमार साधु त्वया क्वेश्चन यू आस्ट संगीत सङ्गीतविषये विशेषाभ्यास विशेषाभ्यास अमिषेण मिषेण येन त्वया अ, अ, शुश्रूत शुश्रूषितव्यः ம், சுஷ்ரூஷிதவ்யः This is சங்கீத விசேஷ அபியாச மிஷேன சுக்ரஹ त्वया சுஷ்ரூஷிதவ்யः Shukracharya has to be served by you under the disguise of learning சங்கீதம் சோ சுக்ராச்சாரியர் உன்னால் சுஷ்ரூஷை செய்யப்பட வேண்டும் ஏதன் Oh, ஒரு it has, இதுல you have to be served by you. சங்கீத விசேஷ சங்கீதனு சங்கீதத்தினுடைய விசேஷங்களை அபியாச கற்றுக்கொள்வது எனும் மிஷேன ஒரு வியாஜத்தில் சுக்ரஹ சுக்கராச்சாரியர் உங்களால் சுஷ்ரூஷை செய்யப்பட வேண்டும் சுக்ரன் வந்து எக்ஸ்கியூஸ் டிஸ்கைஸ் தெரியாம இருக்குமா கூட இருந்தாலும் ஆனாலும் வந்து பிருகஸ்பதியோட புள்ள வந்து தங்கிட்ட சங்கீதம் கத்துக்கணுங்கிறச்சு அவருக்கு வந்து ஒரு ஒரு கெத்து வருமா இல்லையோ இன்னொன்னு சுக்ரர் வந்து சுக்ரன் தான் உங்களுக்கு பாட்டுக்கு ஈவன் இந்த ஜோதிஷத்துல ஹாரஸ்கோப்ல எல்லாம் வந்து ஆமா சுக்ரன் தான் வந்து இஸ் தி அதிபதி ஃபார் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் சரி கச்சக மிஷேனா அதனுடைய பேசிக் ஒரு ரூட் மிஷேனா மிஷகான்னாலே உங்களுக்கு வந்து சலம் வியாஜம் அப்படின்னு அர்த்தம் ரூட் இருக்கான்னு எனக்கு ரூட்னா மிஷகா ஆமா மிஷம் ஆக்சுவலி மிஷகா இல்ல மிஷம் நபுன்சகலிங்கம் டிசீட் ஃப்ராட் அப்படின்னு அர்த்தம் So with disguise or uh, uh, uh, yeah. under the disguise of under the disguise of. Mm. So கச்சக தேவராஜ அப்படி லபியந்தே சங்கீதேன tintri eh, சங்கீதத்தினால திந்திரினா இதுன்னு நினைக்கிறேன் டேமரிண்ட புளி புளியம்பழம் கிடைக்குமா சங்கீதத்தினால புளியம்பழம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் தட் இஸ் இது எதை if we are looking for Sanjeevani மந்திரம் why should I go and learn music from him சங்கீத அபியாசேன கதம் சஞ்சீவனி மந்திரஸ்ய லாபா ஹைலைட் போட்டிருக்கேன் அது இஆர்சி e மாதிரி கேப்பா அதான் இது எங்களுக்கெல்லாம் இது ஓகே ஓகே இந்திரஹ பாடம் ந லப்யந்தே இதி லோகோக்திஹி அமிர்த ஃபலமேவ லப்யத இதி शास्त्र अ, शास्त्रोक्तिः ம் பாடம் பாடம்னா சத்தியம் ட்ரூ ந லப்யதே ந லப்யதேன சங்கீதேன ஆஹ், ப- அஹ், இது ஆஹ், அமிர்தா அஹ், அது என்ன திந்திரிணி பலம் கிடைக்காது ஆர் சங்கீதத்தினால சஞ்சீவனி மந்திரம் ந லப்யதே அப்படிங்கிறது லோகோக்தி that is what the world knows popular saying is that you லோகோக்திஹி. To not get it correct ஆனா அமிர்த பலம் ஏவ திந்திரணி பலம் வேணா கிடைக்காதா இருக்கலாம் ஆனா அமிர்த பலம் கிடைக்குங்கிறது சாஸ்திரத்துல போட்டிருக்கு இல்லையா அப்படிங்கிறான் இந்திரன் அது என்னங்கிறது தெரியும் பின்னாடி ஓ படிச்சுட்டே வருவோம் சேயிங் சேயிங் அர்த்தம் ஆ சொல்லுங்க இந்த லப்யதா இங்க இருக்கு இல்லையா லப்யதே லப்யதேவா லப்யதாவா லப்யத இதி அப்படிங்கிறது ரெண்டும் சேர்றச்சு அந்த சந்தியில ஏகாரம் லோபமா இருக்கு சோ லப்யதே அந்த வேர்டு லப்யதா இருந்தானா என்ன தான் வந்துட்டு இந்த லங் லகாரத்தோட பிரதம புருஷ சொல்லி இருக்கு லங் லகாரம் அப்ப அலப்யதா வரணும் அது அதுதான் அது இல்ல இங்க என்ன யூசேஜ யோசிக்கல லப்யதே தான் புரியுது புரியுறது அலபியதங்கிறது லங்லக்காரம் ஆனா ஆ ஆனா ஆ இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு அமிர்த பலமேவா அலபியதான்னு இருக்கணும் அங்க ஒரு தீர்க்கம் வந்திருக்கணும் அது இல்ல இங்க அமிர்த பலமேவ லபியதே இதி சாஸ்திரோக்தி பின்னாடி இருக்கிற பவல்ல பார்த்தேன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஏகாரம் லோபமா இருக்குன்னு இருக்கு ஆமா இருக்கு uh, ஏற்றம் வாயுவாக வந்துட்டு அதுக்கப்புறம் யகாரம் லோபமாகும் லோபசாக்கல் But that whole sentence mm -hmm. is in present tense, I think, right? Because he says, yes, uh, true uh, that you know uh, the, the, the general people probably think that it is not possible, but but shastram the words shastram தெரியல but the shastram says it is possible something like ah, shastram says you get amritame கிடைக்கும் அப்படின்னு இருக்கு you will hmm. get amritam itself. Okay. Hmm. Kachaha Tyagena Kalu. Tat தத்து தியாகேன கலு லப்யதே அமிர்த பலம் இது என்னன்னா he refers to an Upanishad உக்தி உபனிஷத்துல வந்து கைவல்யோபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு hmm. அந்த கைவல்யோபனிஷத்துல ஒரு நிமிஷம் I just take that Upanishad ந கர்மணா ந பிரஜையா ந கர்மணா ந பிரஜையா தனேன தியாகேன ஏகே அமிர்தத்துவம் ஆனசுகுன்னு இருக்கு உபனிஷத்துல ஓகே கர்மனா செயலினால் நமக்கு அமிர்தத்துவம் கிடைக்காது அமிர்தம்னா immortality you can also take it as அமிர்தம் கிடைக்காதுங்கிற மாதிரி அமிர்தம் தானே இவா வந்து ஆசைப்படுறா they want that immortality through Sanjeevani மந்திரம் அதுக்காக தானே இங்க வந்து கஷ்டப்படுறான் அமிர்த பலமே கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றச்சு தியாகேனதான் கிடைக்கும் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கோ இல்லையோன்னு கச்சன் பாயிண்ட் அவுட் பண்றான் ந கர்மனா ந பிரஜையா ந தனேன தியாகேன ஏகே அமிர்தத்துவம் அநாசுகு எல்லாத்தையும் விடுறதுனாலதான் நமக்கு வந்து இம்மார்டாலிட்டி கிடைக்கும் நேத்தி நேத்தி இது இல்ல இது இல்லன்னுட்டு எல்லாத்தையும் நம்மள்ட்ட இருந்து விளக்கினாதான் வைராக்கியத்தினாலதானே நமக்கு கிடைக்க போறது அமிர்தத்துவம் பட் இது வந்து this is different kind of immortality compared to the, தட் the mortality that the devas are seeking, right? Correct. Uh, yes, so அவன் வந்து என்ன சொல்றதுன்னா சங்கீதத்தினால வந்து அமிர்தத்துவமே கிடைக்கும்னு சொல்றான்னா சங்கீதத்தினால கிடைக்க போறது இல்ல தியாகேன ஏவ அமிர்தத்துவம் லபதே இது உபனிஷதுக்தி ஆனா இங்க இந்திரன் வந்து அதை எப்படி மாத்த போறான்னா அது உபநிஷத்துல சொல்லிருக்கு ஆனா சங்கீத உபநிஷத்துல வந்து வேற இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல போறான் See, you have to also take into account that this is a drama which is written in the early 1900s. Okay. So he will include you. He won't be thinking of it in chronological uh, manner, இல்லையா அதுதான் Mm. No, no, actually, it's showing a conversation. So he has a concept, Indra has a concept, so they're discussing it. ஆமா சோ இந்திர இப்போ சொன்ன அந்த சூக்தத்தோட ரெண்டாவது லைன் கூட மீனிங் சொல்ல முடியுமா என்னன்னா அப்பப்போ இது ஜெபிக்கிறது தான் இப்பதான் லிசனிங் டு தி மீனிங் ரெண்டாவது லைனா இப்போ எங்கயோ அத விட்டு இருங்க I'll I'll just take it out ஏன்னா நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிட்டு கடைசியா இதுல வரும் அது ஓ ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேனைக்கே அமிர்தத்வம் ஆனசு கர்மாவினால கிடையாது கர்மாவினால அமிர்தத்துவம் கிடைக்காது பிரஜைகள் பிரஜான சந்ததி சந்தான விருத்தியினால உங்களுக்கு வந்து அமிர்தத்துவம் இம்மார்டாலிட்டி கிடைக்க போறது இல்ல தியானே தனேன பைசாவினாலையும் இல்ல தியாகேன ஏகேன அமிர்தத்துவம் ஆனசுகு தே ஹவ் காட் அதாவது பெரியோர்களுக்கெல்லாம் வந்து தியாகத்தினால வைராக்கியத்தினாலதான் உங்களுக்கு வந்து அமிர்தத்துவம் பிரம்ம பிரம்ம பாவம் அடைஞ்சிருக்கா தட் இஸ் மோக்ஷம் அடைஞ்சிருக்கா பரேண நாகம் நிகிதம் குஹாயாம் விப்ராஜதே எத் எதையோ விஷந்தி அது எங்க இருக்கு அந்த அமிர்தத்துவம்ங்கிறது அதாவது பிரம்மம்ங்கிறது எங்க இருக்குன்னா பரேண நாகம் நாக்கம் பரேண நிகிதம் குஹாயம் நாகம்ங்கிறது சொர்க்கலோகம் சொர்க்கலோகத்தை காட்டிலும் மேல்பட்டதான அந்த குகையில வசிக்கக்கூடியது சோ திஸ் அமிர்தத்துவம் இஸ் சம்திங் பியாண்ட் நாகம் ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கத்தை காட்டிலும் வசதியாக இருக்கக்கூடிய குஹா குஹாங்கிறது ஹிருதய குகைங்கிறோம் ஜென்ரலி தஹராகாசம்ங்கிறது ஒரு ஹிருதய குகைங்கிறது பட் இட் இஸ் நாட் இந்த left side it is suppose to be sorry right சைடா இல்ல left side is the heart right side is your தஹராகாஷன் சொல்றோம் there is a small cavity where that is suppose to be the place you concentrate Brahman in அதுதான் குஹாயாம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே அது பிரகாசிக்கின்றது எது எதையா விஷந்தி எதிகள்லாம் அதுக்குள்ள நுழையரா அல்லது இந்த பரேண நாக்கம் நிஹிதம் குஹாயாமங்கிறச்சு அந்த குஹாங்கிறத வந்து புத்தி குஹரம்னு எடுத்துக்கலாம் அல்லது பிரம்மலோகம்னு எடுத்துக்கலாம் பிரம்மலோகத்துக்குள்ள யதிகள்லாம் பிரவேசம் பண்றா உபாசனா மார்க்கத்துல பாக்குறச்சு உங்களுக்கு ஒவ்வொரு லோகத்தையும் தாண்டி போகிறச்சு பூவ சுவர் மகர் ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு அந்த சத்தியலோகம் தான் பிரம்மலோகம் அதை தாண்டி இவ வந்து இந்த யதிகள்லாம் அந்த மார்க்கம் வழியா போகிறா சோ யதையா விஷந்தி மோட்சத்தை அடையிறான் ஹிந்தியில அப்படிதான் பிரம்மலோகம் தான் போட்டிருக்கான் அப்படியா ஜோ பிரம்மலோக் பிரகாஷ் சே பரிபூர்ண ஹே <laughs> है हाँ हाँ। I know. So okay, so இது வந்து இந்த டாப் லைன் வந்து it reminds me of some other சுபாஷிதம் we studied early on. அது ம- அதே மாதிரி தியாகம் தான் ultimate you you you you give up your family you give up everything ஏதோ சொல்லும் ஏதோ ஒரு ஒரு மாதிரி I think நீங்க சொல்றது தானேன பாணிர்னது கங்கணேன அந்த இதுவா இருக்கும் something Uh, I I don't have to go back and anyway. हाँ, Okay, so इन्द्रः Hmm. सा उपनिषत् सूक्तिः सङ्गीत उपनिषत् सूक्तिः इत्य ए, सूक्तिः இது इति अन्या अस्ति ஆ சங்கீத உபனிஷத்தினுடைய சூக்தி வச்சனம்ங்கிறது வேற இருக்கு இது என்னன்னு பாப்போம் सङ्गीतं याग योग त्याग भोग फलं ददति इति सङ्गीत उपनिषम् अ, सङ्गीत உபனிஷத் சங்கீத மர்ம உபனிஷத். ஜானம் अ, उपनिषत् अ, मर्मज्ञानम् आ? மர்ம ஜானாம் ஜானாம் சூக்திஹி உதிஷ்ய சங்கீதம் யாக யோக தியாக போக பலம் இது எல்லாத்தினுடைய பலத்தையும் ததாதி ஆந்தோளிக்கால ஆந்தோளிக்கால வந்து ராகசுதா ரசன் இருக்கும் இல்லையோ ஆமா அதுல வந்து அனுபல்லவியில வரும் இந்த லைன் தியாக யோக தியாக போக பலமோ ஒசங்கே பலமோ ஒசங்கே கடை கொடுக்கறது அப்படிப்பட்ட ராகசுதா ரச அப்படின்னு வரும் ஐயோ என்னெல்லாம் கனெக்ஷன் பண்றீங்க ஆக்சுவலி <laughs> அவர் வந்து இந்த நல்லான் சக்கரவர்த்தி வந்து சங்கீதமும் அவருக்கு தெரியும் இதுவும் ஹரிகதா எழுதுறவர் அதனால அவருக்கு நிறைய கீர்த்தனையும் தெரியும் ஓகே இது சங்கீத சங்கீத உபனிஷத் மர்ம சங்கீதத்தினுடைய உபனிஷத்துன்னா இப்போ அதனுடைய மர்மம் உபனிஷத் இஸ் அதனுடைய ஒரு த த சாரம் ஆஃப் சங்கீதம் அந்த மர்மம் அதனுடைய ஒரு இன்ட்ரிகசி சீக்ரெட்ஸ் அதை பத்தி தெரிஞ்சவா ஞானாம் சோ ஜானாதி மர்மம் ஜானந்தி இது சங்கீத உபனிஷத் மர்மஜாக சோ உபனிஷத்துங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம அந்த வேத உபனிஷத்துன்னு எடுத்துக்கூடாது இதை வந்து உபனிஷத்துங்கிறது சாரம்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ம் அல்ப பிரச்சனை என்ன சாதாரணமா ஒரு கேள்வி கேட்க போக இந்த கான்டெக்ட் எங்கேயோ இழுத்துட்டு போயிடுது எங்கேயோ அதாவது எங்கேயோ போயிட்டேன்னு ஆமா எங்கேயோ போயிட்டு அதனால வந்து திருப்பி பிரகிருத்தத்துக்கு கொண்டு வரணும் enough of digression let us come back to the present topic அப்படிங்கிற மாதிரி கச்சன் வந்து ஹி சேஸ் தட் அல்ப பிரச்சனைன மமா அல்ப பிரச்சனைன because of my very silly question பிரகிருதார்த்தா the contextual meaning has been taken far off so इन्द्रः न दूरमाकृष्टः शुक्रसन्निध्ये सन्नि सन्निध्ये प्रष्टव्यानाम् अभ्यासः इति मन्ये Ha, na dhuram akrishtaha. You have not been pulled far from the context, but this is like mm. a practice session when you are oh. in the presence of Shukracharya. So Shukra oh. Sanidhye, in the presence of Shukracharya, பிரஷ்டவியானாம் அபியாசா இது மன்னே I think these are all the this is the practice for what you have to ask பிரஷ்டவ்யானாம் அவர் தூண்டி காக்கும்போது அவர் எதையாவது இந்த மாதிரி கேட்டாருன்னா சங்கீதத்துக்கும் நீ வந்திருக்கிறது உனக்கும் என்னப்பா சம்பந்தம்னு கேட்டாருன்னா நீ சொல்லணும் இல்லையோ அதனால பிரஷ்டவியானாம் கேட்கப்பட வேண்டியதனுடைய அபியாசா அபியாசம் என்று நான் நினைக்கிறேன் இது மன்யே ட்ரைனிங் ஃபார் தட் சுஷ்ரூஷஸ்வ கவிம் லபஸ்வ ச மனும் ஏனாம் ஏன அமரைஹி ஏனாம் அமரைஹி பூரியதே பூரியதே ஏன அமரைஹி பூரியதே ஏன அமரைஹி பூரியதே சப்ராணைஹி குருபுத்திர கச்சது பவான் ஆகச்சது ஸ்வஸ்திதே ஆக்சுவலி இது ரெண்டு ஸ்லோகமா இருக்கக்கூடாது ஒரே ஸ்லோகம் தான் பாதி அவன் சொல்றான் பாதி இவர் சொல்றார் அப்படி இருக்கணும் மீட்டர் வைஸ் என்னன்னா அப்படி இல்ல metre wise this is just one shloka oh அவ்வளவு கவிம் லபஸ்வச்ச பூயதே திஸ் இஸ் சார்துல பார்த்த பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா இருக்கும் இல்லையோ பார்த்தாய பிரதிபோதிதாம் ஆமா அது மாதிரி வரும் உங்களுக்கு இதை படிச்சு பார்த்தேன்னா சோ சுஷ்ரூஷஸ்வ கவிம் லபஸ்வச்ச மனும் ஏன அமரைஹி பூயத்தே சப்ராணைர் குருபுத்திர கச்சது பவான் ஆகச்சது ஸ்வஸ்திதே அப்படின்னு நம்ம சொல்றச்சே oh, கச்சன் oh. வந்து கம்ப்ளீட்ஸ் தட் ஸ்லோகா பூமித்ரா விச்சலந்து அப்படி வருது சோ பட் இதை oh. முடிச்சுடலாம் முதல்ல இந்திரனோடத ஹே குரு புத்திர அன்பையும் கீழே கொடுத்துருக்கேன் பட் எங்க இருக்குங்கிறதையும் காமிச்சு விடுறேன் சோ குரு புத்திர கவிம் சுஷ்ரூஷஸ்வ கவிங்கிறது சுக்கராச்சாரியர் அவருக்கு கவின்னும் பேரு அதனால்தான் அவர் சங்கீதம் கவித்துவம் இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிக்கெல்லாம் அவர் வந்து அதிபதி சோ கவின் சுஷ்ரூஷஸ்வ அவரை போய் சுஷ்ரூஷ செய்யி மனும் ச லபஸ்வ மனும்மா மனும் லபஸ்வனா புத்தியை அடையணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் மனுனா அந்த சாரி இன்டெலிஜென்ஸ் அதுதான் மனுகு மனுகுங்கிறச்சே மனதே ம மனுதே இது மனுகு ஸோ மன்யதே நினைக்கிறது அந்த உனக்கு ஒரு அந்த திங்கிங் பவரும் வந்துடணும் கடைக்கெட்டம் அப்படிங்கிறார் ஸோ மனும் ச லபஸ்வ ஒரு இன்டெலிஜென்ஸ் புத்திம் ச லபஸ்வ புத்தியையும் அடையினி ஏன எதனால் அமரைகி சப்ராணைகி பூயதே எதனால் அமரர்களினால் சப்ராணைகி பிராணன்களுடன் இருக்கப்படுமோ இட்ஸ் இந்த பாவி பிரயோகம் ஸோ இட்ஸ் நாட் டிரெக்ட் ஏன அமராக சப்ராணாக பவந்தி ததா கவிம் சுஷ்ரூசஸ்வ சுஷ் சுஷ்ரூஷஸ்வ மனும் லபஸ்வ ஸோ எந்த ஒரு விஷயத்தினால உனக்கு வந்து ஆமா ஏன்னா எந்த மந்திரத்தினால மனுங்கிறது மந்திரம்ங்கிற புத்தி கரெக்ட் மன்யத்தே ம ம மந்திரம்ங்கிறச்சையே மனநாத்து திராயத்தே இது மந்திரஹான்னு பேரு எதை நம்ம ரிப்பீட்டடா நம்ம சொல்லிட்டே இருக்கோமோ அது நம்மளை காப்பாத்துறதோ அதுக்குதான் மந்திரம்னு பேரு அதனால மனும் லபஸ்வங்கிறச்சு அந்த மந்திரத்தை அடைய வேண்டும் தி நாலெட்ஜ் ஆஃப் தட் மந்திரம் உனக்கு கிடைக்கணும் எந்த பிகாஸ் ஆஃப் விச் நாலெட்ஜ் அமரைஹி சப்ராணைஹி பூயதே the amaras the devars will be alive with their பிராணன் வித் தேர் லைவ்ஸ் சப்ராணைஹி ஆமா சப்ராணைஹி அமரைஹி சோ அமரைஹி தேவைஹி சப்ராணைஹி அலாங் வித் தேர் லைவ்ஸ் இங்கிலீஷ்ல வேண்டாமே ஆ, இது வந்து கர்த்தரி பிரயோகம் இல்ல கர்மணி பிரயோகம் அவர் பாவே பிரயோகம் so it is in the passive voice uh, so the sentence is the devas should be alive with their breath how would you do this it should be lived by the devas இது கஷ்டம் ஐயோ I think maybe some places they say just convert it into active and do it. exactly Then- so that's why நான் வந்து active voiceல சொல்லிட்டு இருக்கேன் okay சரி so bhavan agachatu சாரி பவான் கச்சது கோ தேர் ஸ்வஸ்தி தே ஆகச்சது ஆ, <laughs> ப- க- போயிட்டு நீ திரும்பி வா உனக்கு நன்மை உண்டாகட்டும் ஸ்வஸ்தி தே உனக்கு ஸ்வஸ்தி so நன்- he's, he's நன்மை kind of உண்டாகட்டும் blessing him. Okay. மனநாத்து திராயதே இது மந்திர அதாவது யந்திரம் மந்திரம் இருக்கும் இல்லையோ அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் என்னன்னா யந்திரம்ங்கிறது ஒரு ஒரு தகடு போட்டு பண்றதுங்கிறது பிசிக்கலா பண்றது எத்தத்தே சோ எதனாத்து திராயத்தே நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போட்டு அதுக்குன்னுட்டு பிசிக்கல் எஃபர்ட் போட்டு பண்றச்சே அது நம்மள காப்பாத்துறது அப்படிங்கிறதுனால யந்திரம் மந்திரம்ங்கும் பொழுது மனநாத்து மனசுல நம்ம திருப்பி திருப்பி மனநம் பண்ணணும் thinking by repeated thinking and meditation it protects அதுதான் மந்திரம் இப்போ கேட்கறது இன்னொரு இந்த இதுல ஃபர்ஸ்ட் அங்கத்துல பிரகஸ்பதி சுத்ராமன் சுத்ராமன் சொல்றேன் இந்திரனை ஆமா so check the meaning so அங்கே நன்றாக காப்பாத்துறவன் ஐ திராயதே அந்த தான் அங்கே ஒன் அர்த்தத்துல kind of usage of okay இது இது அந்த யந்திரம் ஓகே கச்சன் कचः गोमि गोमिद्ना गोमिद्रा विचलन्तु वारि वारि निधय शशुष्यन्तु देहार्पणम् uh, कृत्वापि त्रिदशेन्द्र शिष्टिम् अधुना ते पालयामि ध्रुवम् ம் மலை நகரட்டும் வ- எ- இது இப்ப சமுத்திரங்கள்லாம் வத்தி போகட்டும் ஆனா என் தேகத்தை கொடுத்தாவது உன்னுடைய ஆர்டரை நான் இன்னைக்கு காப்பாத்துவேன் அப்படிங்கிறேன் சோ நீ போ போயிட்டு வா வெற்றி உனக்கு அப்படின்லாம் சொன்ன உடனே கச்சன் வந்து ஹி சேஸ் திஸ் பூமித்ராக பூதராக பூமிம் திரியதே இது தரதி இது சோ அதனால பூமியை தரிக்கின்றதுன்னுட்டு மலைகளுக்கு <laughs> பூமி தரஹா ధరాధరః ఇదెల్లా mountains okay yeah mountains so mountains విచలంతు the the mountains can move it's விச்சலந்து நகரட்டும் வாரி நிதய வாரி வாரி ஜலம் ஜலத்தினுடைய நிதி இருப்பிடம் சோ அது சமுத்திரம் சோ வாரி நிதய சமுத்திரங்கள் சுஷ்யந்து வற்றுவிடட்டும் may the oceans also go dry that's that's okay. fine. தேகார்ப்பணம் கிருத்வா அபி என்னுடைய தேகத்தை அர்ப்பணம் செய்தாவது திருதசேந்திர ஹே திருதசேந்திர தேவர்களினுடைய இந்திரகா தலைவனாக இருக்கக்கூடியவனே அதுனா இன்றைக்கு தே சிஷ்டிம் உன்னுடைய சிஷ்டின அனுஷாசனம் யுவர் ஆர்டர் சிஷ்டின ஆர்டர் ஆக்ஞான்னு அர்த்தம் உன்னுடைய ஆணையை தே இன்னைக்கு துருவம் நிச்சயமாக பாலையாமி நான் காப்பாற்றுவேன் அதாவது துருவம்ங்கிற வேர்டு எதுக்காக இங்க அழகா போட்டிருக்காருன்னா mountains and oceans are something which we think of as துருவம் தட் uh, இஸ் அசையாம இருக்கிறது இம்மூவபிள்ங்கிற மாதிரி தானே நம்ம நினைக்கிறோம் oceans can be moving but the concept of an ocean is You cannot remove that concept from the earth ஆனா அது கூட நகரலாம் அந்த கான்செப்ட் கூட போயிடலாம் உங்களுக்கு ஆனா me following your order will definitely happen Mhm. So deharpanam kritva api. Even by sacrificing my body, I will uh, follow your. Uh, இது ஏன்னா he If does his body is sacrifice his gone, body. how can he follow anything? No, he does sacrifice his body. That's the whole point. Okay. See, See, Dhruvam, the Dhruva Charikla, only it means eternal. Does ஆமா, not mean eternal. definite எட்டர்னலா நான் உன்னோட பாலனம் பண்ணுவேன் துருவம்னாலும் ஸ்திரம்னு அர்த்தம் ஓ stable okay so Indra sentence വേണമെന്നോ ജസ്റ്റ് ഒന്ന് എന്താ full stop you can change it എന്നാ അത് ഒരു ഒരു ഒരു ലൈൻ ചൊല്ലില്ല ഇത് அந்த ஸ்லோகத்தினுடைய அந்த oh either yeah yeah yeah standard. correct correct so that will be for future um, record it will be yes इन्द्रः अवधानेन अवहितया च कार्यं साधय अवधानं cautiously at the same time avahitana uh, uh, without uh, um, corruption ஹித்னாக்கா குட்னஸ் ஓகே அவஹித்தானா விதவுட் விதவுட் இல்ல இல்ல ஆக்சுவலி நோ நோ நோ அவஹித்தானா கன்சீலிங் ஒன்ஸ் ஃபீலிங்ஸ்னு அர்த்தம் அவஹித்தானா oh. அப்படின்னா டியூப்ளிசிட்டி தானே அர்த்தம் அந்த இடத்துல அவதானம்னா ஜாகிரதையா சாவதானேன சாவதானேன பீங் காஷியஸ் அண்ட் அவஹித்தயா அவஹித்தம்னா concealing what your true motive is இப்போ போய் பாட்டு கத்துக்கணுங்கிறது மோட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கிறச்சு the actual motive behind it is to learn that Sanjeevani மந்திரம் so conceal your real feelings அவஹித்தாங்கிறது கன்சீலிங் யுவர் ஃபீலிங்ஸ் அத வந்து நீ உன்னுடைய உண்மையான நோக்கத்தை மறைத்து கொண்டு காரியம் சாதைய காரியத்தை நடத்திக்கொள் சாதைய கெட் இட் டன் கச்சக அனுமன்யஸ்வ அனுமன்யஸ்வ அதிதி அதிதியினுடைய பிள்ளையே ஆதித்யர்கள் all the devas are all the children of Aditi வேற அசுரர்கள்லாம் தித்தியினுடைய பிள்ளைகள் அனுமன்யஸ்வ அனுமன்யஸ் கிவ் மீ பெர்மிஷன் எனக்கு அனுமதியை கொடு அப்படின்னு கேக்குற இதி நிஷ்கிராந்தோ இதோட செகண்ட் அங்கம் முடியறது ஆ இல்ல திதி அதிதி சொல்லும்போது அதுக்கு what is the meaning of Diti is there some meaning normally it is attach to meaning of the names are not necessary print in the opposite meaning அதனால ஜஸ்ட் கேட்டேன் அப்படி திதினா வந்து திதிங்கிறது வந்து தக்ஷகன்யான் தான் அர்த்தம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து அர்த்தம் தேடிட்டு போகிறது கஷ்டம் வெட்டுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு வெட்டுறதுங்கிறது எப்படி அவளுக்கு பொருந்தும் அந்த இடத்துல அது இல்ல ஜஸ்ட் கியூரியஸ் இதோட ரெண்டாவது அங்கம் முடியறது மூணாவது அங்கம் is a very short act இதுல வந்து ஹவு எப்படி கச்சன் வந்து he meets Shukracharya and he becomes his disciple அதுதான் இந்த meeting between Shukracharya and Kachan வேற யாராவது படிக்கிறீங்களா நீங்க படிக்கிறீங்களா வேற ஆ படிங்க ओके तृतीयाङ्कः तृतीयोऽङ्कः ம். शुक्रस्याश्रमप्रदेशः शुक्रस्य शु- शुक्रस्य आश्रमप्रदेशः ம். वेदमधीयान अधीयानः तिष्ठति कचः प्रविशति ம் ஸோ சுக்ரஸ்ய ஆச் ஆசிரம பிரதேசா சுக்ரனுடைய ஆசிரமம் ஏரியா அது அண்ட் தென் வேதம் அஹ், வேதம் அதியான திஷ்டதி வேதத்தை படிச்சுட்டே அங்க நின்றுட்டு இருக்கார் யாருன்னா சுக்கராச்சாரியர் அதுக்கப்புறம் கச்சன் வந்து அங்க நுழையறான் கச்சகா பிரவிஷதி ஹி என்டர்ஸ் சுக்ரஹா ஜனாந்திகம் கோனு ஹலு ஏஷ அனு அனுஞ்சித பாலபாவக உன்மிஷ உன்மிஷத்யௌ வனாங்கர வனாங்குரஹ சமிப்பாணிகி இத ஏவாபிகச்சதி ஓகே ஜனாந்திகம் ஜனாந்திகம்ங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சீன் அதாவது ஆத்மகதம் பிரகாஷம் இது ரெண்டும் பார்த்துருக்கோம் ஆத்மகதம்னா ஸ்வகதம் ஒரு ஆத்மகதம் that which you say to yourself in your mind பிரகாஷம்னா வெளியில சொல்றது இங்க ஜனாந்திகம்ங்கிறச்சு சைடுல யாராவது சில பேர் இருந்தான்னா அவள்கிட்ட சொல்றது அல்லது ஆடியன்ஸை பார்த்து யாரு இந்த பையன் அனுஜித பாலவேஷா பாலபாவா he still seem he still seems like a young boy பாலபாவம் அவனுடைய சைல்ட்ஹுட்டுங்கிறது அனுஜிதம் it is not been left it is still there with him there is still air of innocence in him அதுக்கப்புறம் உன்மிஷத்து யௌவன அங்குரஹா யௌவனம் யூத் அதனுடைய அங்குரம் ஒரு ஸ்ப்ரவுட்டுங்கிறது உன்மிஷத்து it is just opening up அந்த எவ்வனம் எனும் ஒரு துளிரானது ஸ்லைட்டா உண்மைஷத்து வெளிவருகின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பையன் சமித் பாணிகி கையில சமித்தை எடுத்துக்கொண்டு சமித் பாணவ் எஸ் எஸ் சஹா சமித்தை வந்து கையில வச்சுட்டு இருக்கான் இதையேவ அபிகச்சதி இங்கேயே வரா he is approaching this place அந்த கல்வேஷன் என்ன அர்த்தம் கலு ஏஷஹா கோனு கலு யாருதான் இது Kalu, okay. who indeed is this boy who is still not left his innocence. So Anujita Bala Bhavaha. Unmishat Yavana Ankuraha. Huh. சந்தேகம் இருக்கா ஓகே சவினயம் cha ஆசீததி ச மாம் சவினயம் ஆசீததி he is approaching me with வினயம் அதாவது ஒரு ஒரு Pressure ஒரு ஹியூமிலிட்டியோட humility order Amamandi Ingevara. மாம் ஆசீததி he is approaching me பிரகாஷம் சகத்வம் பாலா ஆ. ஹே பால கஹத்வம் குழந்தையே நீ யாரு ம். கஜः कराभ्यां कर्णौ स्पृशन् बृहस्पति गोत्रापत्यं कच नाम अहं भो अभिवादये உம் இந்த சந்தியாவந்தன இதுல வந்து அபிவாதியை சொல்ற மாதிரியே சொல்றது இங்க சோ கர் கராபியாம் இரண்டு கைகளினால் கர்ணோ ஸ்பிருஷன்னு touching is ears with both his hands Brihaspati கோத்ராபத்தியம் பிரகஸ்பதியினுடைய கோத்திரத்தில் கோ பிறந்த ஒரு பையன் கச்ச நாமா அகம் போஹோ அபிவாதையே ஐ போ டு யூ நமஸ்காரம் செய்கிறேன் சுக்ரஹா ஆயுஷ்மான் பவ ஆத்மகதம் அஹோ சமுதாச்சார வேதி கண்டினியூ பண்ணவா அந்த ஆத்மகதம் வரைக்கும் படிச்சிருவோம் பிரகாசம் இருக்கு அது ஓகே சர்வதா சர்வதா சுராச்சாரியாங்குரஸ்ய யுக்த ரூபம் இதம் ஆயுஷ்மான் பவ யாரு நமஸ்காரம் பண்ணாலும் முதல்ல ஆயுஷ்மான் பவ நல்ல நீடோழி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மகத்தை மனசுல சொல்லிக்கிறார் அஹோ சமுதாச்சார வேதி சமுதாச்சாரம் ட்ரெடிஷன் தெரிஞ்சவன் ஹி ஹி அண்டர்ஸ்டாண்ட் சமுதாச்சாரம் வேத்தி இது சமுதாச்சார வேதி one who understands or one who knows the tradition or customs சர்வதா சு சுர ஆச்சாரியஸ்ய அங்குரஸ்ய யுக்த ரூபம் இதம் யுக்த ரூபம்னா it is appropriate in all manner for a person who is come இந்த த இது அதாவது uh, uh, அதாவது சுராச்சாரியனா தேவர்களினுடைய ஆச்சாரியன் தேவர்களினுடைய ஆச்சாரியனான பிரகஸ்பதியினுடைய அங்குர ஒரு மொழ வந்திருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து இது யுக்த ரூபம் இதம் இதுதான் வந்து சரியான ஒரு போற்றையல் இன் ஆல் மேனர் சர்வதா எல்லா விதத்திலும் சுராச்சாரிய பிருகஸ்பதியினுடைய அங்குரஸ்ய அவன் பிறப்பின் யுக்த ரூபம் இதம் சரியான உருவம் இதுதான் பிரகாசம் யுக்தனா அப்ரோப்ரியேட் சர்வதா in all respects it is the appropriate rupam it is the appropriate form of a sprout in uh, the kulam of suracharya பிரகாசம் அபி குசலி பகவான் பிரகஸ்பதி அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்கணும் அதனால அபி குஷலி இஸ் இ வெல் கஜஹ பாடம் பிதா மே அத்திர பவந்தம் சாதனம் குசலம் குசலம் அன்யு அனுயு அனுயுங்க்தே அனுயுங்க்தேன பிரிச்சதின்னு அர்த்தம் ஆமா பிரிச்சதி அனுயுங்க்தே அனு பிளஸ் யோகः யுஜ் தாத்து சேர்ந்ததுன்னா அணு உபசர்க யுஜ் தாத்து திஸ் இஸ் லட் லக்காரா யுங்தே யுங் யுஞ்சாதே யுஞ்சதே அப்படின்னு வரும் லட் லட்லகாரம் அட் தி சேம் டைம் அணு யுங்தேன்னா சேர்றதுன்னு அர்த்தம் யோகா யோஜயதி இதெல்லாம் வந்து சேர்றதுங்கிற அர்த்தத்துல சொல்றோம் ஆனா அணு யோகான பிரஷ்னஹான்னு அர்த்தம் ஸோ அனுயுங்தேன பிரிச்சதி பாடம் ஹீஸ் ஃபைன் ஸோ அபி குஷலி பகவான் ப்ரஹஸ்பதி ப்ரஹஸ்பதி நன்னா இருக்காரா ஆ ஃபைன் பிதாமே மே பிதா என்னுடைய அப்பா அத்திர பவந்தம் அத்திர பவந்தம்னு இங்கு இருக்கக்கூடிய தங்களை so the the person who standing in front of me here அப்படின்னுட்டு ஒரு இது வந்து ஒரு மரியாதைக்கு சொல்றது துவாம்னு சொல்லக்கூடாது அதனால அத்திர பவான்னு வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அட்ரஸ் பண்றது அப்படிதான் வெறும்னா பவந்தம்னு சொல்லக்கூடாது பவந்தம்னு சொல்றச்சே பவான் பவந்தம்லாம் வந்து மரியாதைன்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது பவான்னாலும் துவம்னாலும் ஒரே அர்த்தம் தான் நீன்னு சொல்றதுதான் அர்த்தம் நீங்க நான் ஒருத்தர் அட்ரஸ் பண்ணணும்னா we have to use plural there பவதம் பவதாம் குஷலம் பிரிச்சதி உங்களுடைய அப்படின்னு கேட்கணும் இல்லைன்னா பெரியவா அப்படிங்கணும் ஆச்சாரியானாம் அப்படிங்கணும் அந்த மாதிரி you have to use plural to indicate respect there are அத்திர பவான் அப்படின்னு சொல்றது that is other way of showing respect so மே பிதா என்னுடைய தந்தை அத்திரபவந்தம் தங்களை சாதரம் ஆதரவுடன் ஒரு மரியாதையுடன் பகுமானேன சகா குஷலம் பிரிச்சதி கேட்கிறார் நன்மையை கேட்கிறார் குசலம் விசாரிக்கிறார் சுக்ரஹா நூனம் தஸ்ய பகவதோஸ்மா பகவதோஸ்மாசு ததா விதாதரக நூனம் சத்தியமாக தஸ்ய பகவதா அந்த பகவதா பிரகஸ்பதேகே அஸ்மாசு அஸ்மாசு சுக்கராச்சாரியேஷு ததாவித ஆதரகா ததாவிதங்கிறச்சு ஆதரவுடன் கேள்விக்கப்பாருங்கிறது நியாயம்தான் அப்படின்னு இவர் ஒத்துக்கிறார் சி they they have a friendship there ஏன்னா படிப்பு படிப்பு எந்த வழியில போறா யாருக்கு ஆச்சாரியாளா இருக்காங்கிறது அங்க doesn't matter both are intelligent people both are well versed so they have a mutual respect for each other so noonam definitely tasya bhagavataha brihaspati has an adara um, a respect in that manner tathavida asma asmasu for me hmm ha tattadhastam tat तत् तथा आस्ताम् okay let it be like அதாவது இந்த குஜ குஜலம் விசாரிக்கிறதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் கிம் நாம தவ ஆகமன காரணம் what is the reason for your coming here உன்னுடைய வருகையின் காரணம் என்னவோ கஜஹ வித்யாம் அர்த்தயிதும் பிரார்த்தயிதும் சோ வித்யாம் பிரார்த்தயிதும் வித்தையை வேண்டுவதற்காக வந்திருக்கிறேன் in order to ask for request uh, request uh, you learning சுக்ரஹ ஏதத் குமாரோ குமா குமாரக பிருகதாம் வித்யார்த்தம் வித்யார்த்தம் மத் சமீபம் ஆகத்த இதி ம் ஆச்சரியம் ஏத்தது திஸ் இன்டீட் அ சர்ப்ரைஸ் இது பெரிய ஆச்சரியம் என்ன பிருகதாம் பத்யுஹு குமாரஹா பிருகதாம் பத்யுஹு பிருகதி சந்தஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பிருகஸ்பதின்னு தானே அவருக்கு பேரு ஸோ வேதங்களினுடைய ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷனா பிருகத்துன்னு சொல்றோம் அல்லது பிருகத்துன வேதம் பிருகத்துன ஸ்பீச் பிருகத்துன சாமவேதத்துக்கும் பிருகத்துன்னு பேரு பிருகத் சாம ததா சாம்னாம்னுட்டு அதுவும் இருக்கு ஸோ பிருகதாம் பத்யுகு வேதங்களினுடைய பதியாக இருக்கக்கூடியவரின் குமாரக பிள்ளை வித்யார்த்தம் படிப்பிற்காக மத் சமீபம் இந்த இடத்துல பெருசுன்னு எடுத்துக்க கூடாது பிரகதாமங்கிறதுக்கு பிரகத்துங்கிறதுக்கு வேதம்னு எடுத்துக்கணும் இல்லைன்னா ஸ்பீச்னு எடுத்துக்கணும் அதனாலதான் அவருக்கு பிரகஸ்பதிஹின்னு பேரு சோ பிரகதாம் பத்யுஹு வேதத்தினுடைய அதிபதியாக இருக்கும் பிரகஸ்பதியினுடைய குமாரா the son of a person who is the lord of Vedas lord of speech அவன் மத் சமீபம் வித்யார்த்தம் ஆகதா இது ஆச்சரியம் ஏத்தது It is indeed a surprise that the son of uh, Brihaspati has come to me for Vidya, for learning. Hmm. అచహ పిదుః అపేక్షయా గుర్వందర గ్రహణేన విద్యా రూఢాదిగమ విద్యా విద్యా రూఢాదిగమ భవిష్యతి ఇది పూజ్య పితృపాద ఆమనంతి அது அப்பாவை தவிர இன்னொரு குருட்டேந்து வாங்கிண்டாதான் வித்தை வந்து நிலைச்சு நிக்கும்னு எங்க அப்பாவே சொல்றார் அதனால நான் வந்திருக்கேங்கிறதுக்கு ரீசன் சொல்றான் ஜென்ரலி வந்து அப்பாட்டிய புள்ள கத்துட்டு வளர முடியாது அப்படின்னு ஒன்று உண்டு சோ வெள்ள போய் அனுப்புவா நம்ம சொல்லித்தர முடியாதுன்னு சோ பிதுகு அபேக்ஷையா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாதர் குருவந்தர குருவந்தரன்னா அந்யகா குருஹு குருவந்தரம் ஸோ ஃப்ரம் அனதர் குரு கிரகணம் படிப்பிக்கிற படி கத்துக்கிறதுங்கிறது வித்யா கத்துண்ட வித்யா ரூட அதிகமா ரூட நல்ல நிலை பெற்று அதிகமா பெற்றதாக லப்தா பவிஷ்யதி அது பெ பெறதுங்கிறது ஒண்ணு அது வந்து நல்ல நிலைச்சு நிக்கிறதுங்கிறது ஒண்ணு so when you learn it from another guru it will always be firmly established in the mind அப்படின்னு பூஜ்ய பித்ருபாதாக என்னுடைய அப்பா ஆமனந்தி அப்படின்னு நினைக்கிறார் கதையதி so my father says thus that education will become really firm and established if it is by by getting it from another guru other then the father சரியா இந்த பூஜ்ய பித்ருபாதாங்கிறது திருதியா விபக்தியில இருக்கு இல்லையா இல்ல பிரதமா விபக்தியில தான் இருக்கு சோ எப்படி வரும்னா பூஜ்ய பித்ருபாதாக இது ஆமனந்தி பூஜ்யமாக இருக்கக்கூடிய தந்தை பித்ருபாதாக குரு பாதாகாங்கிறோம் அப்படின்னா பகவத் பாதாகாங்கிறோம் பகவத் பாதாகன்னு என்ன அவளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறச்சு அந்த பாதங்கிற பதத்தை யூஸ் பண்றோம் அதாவது அவ திருவடியில நம்ம இருக்கணுங்கிற ஒரு ஒரு கான்செப்டுக்காக பகுவச்சனத்துல கூட இருக்கா பகுவச்சனத்துலதான் இருக்கு ஆமா தந்தை அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு ப்ளூரல் சொன்னேன் இல்லையா இப்ப ப்ளூரல் தான் ரெஸ்பெக்ட்னு அதுல சொல்ற சோ என்னுடைய அப்பா வந்து நினைக்கிறது என்னன்னா பிதுரபேட்சையா தந்தையை காட்டிலும் குருவந்தர கிரகணேன வேறு ஒரு குருவினிடமிருந்து கற்றுக்கொள்வதால் வித்யை ரூட அதிகமா நிலை பெற்று பெற்றதாக பவிஷ்யதி ஆகும் என்று என்னுடைய பூஜ்யமாக இருக்கக்கூடிய தந்தை ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபாதர் ஆமனந்தி கூறுகிறார்கள் ஸோ இந்த குர் அந்தர கிரகணங்கிறத வந்து you should really call it as அந்தர் குருவ இல்ல இல்ல இல்ல அந்நகா குரு ஒரு நிமிஷம் இருங்க இந்த இதுல படிச்சோம் இல்லையா அஸ்மத் பாரதம்ல எல்லாம் வந்து இந்த இத நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் அந்யா தேசகா ஹவு டஸ் த விக்கிரக வாக்கியம் ஃபார்ம் தேசாந்தரம் அந்நத்து நாம நாமாந்தரம் அதே போல அந்யஹா குருஹு குருவந்தரம் சோ அனதர் குரு அப்படின்னாலே குருவந்தரம்னு அர்த்தம் சோ குருவந்தர குருவந்தராத்து கிரகணேன இன்னொரு குருவிடமிருந்து அடைவதல் அடைவதன் மூலம் சுக்ரா சுக்ரா அஹோ அபிநந்தனீயா ஆசையா உம் ஸ்வகத மனசுல சொல்லிக்கிறார் அஹோ அடா இது வந்து திஸ் இஸ் சம்திங் போற்றத்தக்க ஒரு ஆசை ஆசையானா idea this is praiseworthy idea that he has பிரகாசம் திஷனக கலு தத்ர பவான் அத கிம் தே ரோஜதே சோ धिषणः கலு तत्र பவான் தத்ர பவான்னா தத்ர அதோ அங்க இருக்கக்கூடிய நீ அப்படின்னுட்டும் அவனை சொல்றான் நீ ரொம்ப இன்டெலிஜென்டான இருக்க திஷணஹா தீஹி அசி அஸ்தி இத்தி புத்திமான் அப்படிங்கிறார் சோ நீ ரொம்ப புச்சாலியா இருக்கியே சரி உனக்கு என்ன வேணும் அத கிம் தேர் வச்ச தே இங்க வந்து துப்பியம் தே சதுர்த்தி விபக்தி அந்த கூட எப்பவும் சதுர்த்தி வரணும் எஸ் அதுதான் ஆமா ருச்சு தாத்துவோட சதுர்த்தி எப்பவும் வரணும் அண்ட் இங்க இருந்து தேங்கிறது உமக்கு என்ன பிடிக்குமோ அப்படின்னு துப்பியம் தேன்னு ரெண்டு ஃபார்ம் உண்டு அந்த இடத்துல மஹியம் மே மாதிரி துப்பியம் தே உண்டு அதை யூஸ் பண்ணிருக்காரு அஜஹ யா பகவதே ரோஜதே கேவலம் அகம் பிரணிபதன பிரணிபதன பரஹா இல்ல இல்ல ஒரே வேர்டு அது சோ யா யா வித்யா எந்த வித்தையானது பகவதே ரோச்சதே தங்களுக்கு பிடிக்குமோ பகவானுக்கு பிடிக்குமோன்னா சுக்கராச்சாரியருக்கு whatever you feel like whatever you like கேவலம் அகம் I am merely a person who has fallen at your feet பிரணிபதனம் அப்படின்னா நமஸ்காரம் நமஸ்காரம் செய்வது மாத்திரம்தான் ஏன் வேலை பரகான ஈடுபட்டு இருக்கக்கூடியவன் நமஸ்காரம் செய்வதில் மாத்திரம் ஈடுபட்டு இருக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் ஆனால் எந்த வித்தை தங்களுக்கு பிடிக்குமோ அதை கற்றுக் கொடுக்கலாம் பரஹாங்கரிச்சு I am involve in only doing நமஸ்காரம் எனக்கு அதுக்கு மேல தெரியாது I don't know anything else whatever you want you can teach me அதுக்கு சொல்றேன் அப்படி ஓகே ம் பவது பவது இருக்கட்டும் அப்படிங்கிற இன்னும் ஒரு இது டைம் ஆயிடும் ஏன்னா ஸ்லோகம் இருக்கு இல்லையா ஸோ அதனால வில் ஸ்டாப் வித் திஸ்